பஸ் ஸ்டாண்டு ஓரத்துல உன்னை பக்கம் நேரத்துல பின்னால நாய் போல வந்தானே உங்கப்ப அவனை சமாளிச்சு உன்னை நான்டா படிச்சு காலத்தை ஓட்டு ரெண்டு நாலஞ்சு மாசமா காரி துப்பு நாள் ஃபீல் பண்ண மனசுது கரெக்ட் பண்ணாம போகாது என் உசுறு உன்னை நானும் வச்சிருக்க வண்டி இல்ல ஒன்ன பெத்தத